நீ செத்தடா டேய் இது கோணடா ஏய் ஆமா கோண மாதிரியே இருக்கு அது பாக்க எஜ்ஜியோ மாதிரியே இல்ல முடிச்சிட்டு இருக்க டேய் எஜ்ஜியோ no no no no no no டேய் எஜ்ஜியோ வேணா எஜ்ஜியோ வா ஆமா இது என்ன ரைட் கிளிக்கா லெஃப்ட் கிளிக்கா ரைட் கிளிக்கா டார்கெட் எல்லாமே ரைட் கிளிக்கா யூஸ் பண்ண போறேன் Try to click good. எங்கேயோ எங்கேயோ இருக்கியா இரு பாப்போம் எங்கேயோ இருக்கேன்னு இருக்கேன் கிட்டத்துல இருக்கேன் ஒன்ன பாத்துட்டேன் டேய் பாத்தியா என்ன டேய் பாத்தியா பாத்தியா <laughs> போட்டேன் போட்டேன் நானு டேய் வாயா டேய் சும்மாறா சும்மாறா வெங்காய போண்டா ஊம்பி வாயா டேய் ஊம்பி வாயா டேய் மூஞ்சிலே குட்டுவேன் ஐயோ செத்தாண்டா நானு டேய் இருந்தாலும் ஃபர்ஸ்ட்ல இருக்கேன் நாடி டேய் ஃபர்ஸ்ட்ல இருக்கேன் ஆடா ஏய் விடுறாங்க டேய் ஊம்பி வாயா வேற சாவடிச்சானே ஊம்பி வாயா தேச்சியோ இருக்கா இருக்கா டே இருக்கா இருக்கா ஃபர்ஸ்ட்ல இருக்க பீட்டிக்கு இருக்கா டே இருக்கா டே இருக்கா டே நீ மேல இருக்கேன்னு தெரியும் வேலையா இதான மேல இருக்க ஓஹோ எவனுமே மேல இல்ல ஒய் ஏய் ஹெவி ஏன் தேவா ஐயோ ஐயோ இருக்கடி சூப்பர்ரா டேய் இருச்சலா இருக்குடா அதுக்கு தான்டா அதை டேய் ஊம்பி வாயா ஊம்பி வாயா என்னடா ஆச்சு நீ செத்தடா ஆச்சு எப்படிடா என்ன கொலை பண்ண தலையா டேய் டேய் காமெடி ஊம்பி வாயா டேய் என்ன நடந்தா கடுவுகித்த மட்டும் வந்துடாது வந்துடாத சொகல்ல ஒத்தண்டா உன்னை ஆ リ <laughs> オこの <laughs> このテクトにええうんびわや人間だけやよよ、うんびわやこのへへへへ 예, 자, 리딩 패티아니, 자, 예, 우미 와야 알죠. 네. 또 뭐가 진짜라? 뭐가 진짜라? 에이, 에이, 에이. Ayo, yo, no está. ¡Ey! ¡Este clara que no era! ¡Ey! டேய் சுத்தறடா இது உன்னை வெறுப்பேற்றத்துக்காண்டிய ஒரு டைலாகு உம்பி வாய எங்க இருக்கான் எங்க இருக்கானா ஏ உம்பி வாய எங்க இருக்காரு உம்பி வாய போத்தண்டா சாவடித்தே சாவடித்தே 은비와야. 네네네네 우무비와 네네 안한다 네 안한다 운비와예 운비와야 예 운비와래 아이요요 못한다 못한다 운비와예 야 தூம்பி வாயேன் one thousand three hundred points வாங்கித்தானே இங்கே ஹைட் பண்ணிப்பான் ஊம்பி வாயா எங்கடா ஊம்பி வாயா ஏய் எங்கே இருக்கியா நீ ஏ வாடா சொன்னால எது எதுனால கடுவு கிட்ட மட்டும் வந்தான்னு சொன்னாலயா சொன்னாலயா எதுனால கடுவு கிட்ட வந்தவுட சொன்னாலயா அவன்கிட்ட சொன்னாலயா அப்படியே டேய் இருந்தாலும் நான் அதிக இருக்கேன் தெரியும் அத பொறுமையா இருக்கேன் பூத்தாண்டா வந்தேன் 내얘나나아야아야아야아야오라오라오라오라데이스됐다 ದಪ್ಪ ಸೈ ಓಹೋ ನನಿತಿಗ ನನಿತಿಗ This is called destruction of the constitution.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 to hear. இப்படி கை கத்தி சிரிக்கிறது கை கத்தி சிரிக்கிறது என்ன பாரு கை கத்தி சிரிக்கிறேன் கை கத்தி சிரிச்சுவேன் ஐயோ கை கொட்டி